இங்கே நிறைய பேர் மனசில் ஆயிரம் வலி இருக்கும் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணால் புரியும்னு ஷேர் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் அவங்களுக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைப்போம் ஆனால் இதில் இருக்க உண்மை என்னென்னா நம்ம மனசை திறந்து நம்ம வாயால் நம்ம ஃபீலிங்ஸை சொல்லி அவங்களுக்கு புரியலனா நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்து மட்டும் அவங்களுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் என்ன புரியவா போகுது